Good morning students Karthis present miss Vellaichami present miss Subha present miss Hari present miss Prabha miss விளையாட போகலாமா சரி போங்க பார்த்து ஜாக்கிரதையாக விளாடுங்க ஓடாதீங்க மெதுவாக போங்க டே டே என்னாச்சு குணா எந்திரிடா எந்திரிடா டே குணா டீச்சர் டீச்சர் சீக்கிரம் வாங்களேன் குணா மயங்கி விழுந்துட்டான் ஏ என்னாச்சு டி குணா குணா இந்திரி எந்திரிடா கிளர்க்கண்ணா தண்ணி கொண்டு வாங்க டீச்சர் என்னாச்சு டீச்சர் என்னாச்சு டேய் குணா டேய் எந்திரா டேய் எந்திரா இருங்கிட்டுச்சா போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன் சீக்கிரம் வாங்க அண்ணா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாண்ணா ஆ சரிங்க டீச்சர் நான் தூக்கிட்டு போகிறேன் என்ன டீச்சர் சார் சார் என் கிளாஸ்க்கு பையன் குணா வந்து திடீர்னு கீழே விழுந்துட்டான் சார் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே சார் ஹலோ குணா அம்மா தானே நீங்கள் ஆ உங்கள் பையனை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஐயோ என்னாச்சு இப்போ தான் நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எங்கள் கிளக்கண்ணா அங்கே தான் இருக்காங்க பிரின்ஸிபல் சார் உங்கள்கிட்ட தகவல் சொல்ல சொன்னாங்க நீங்கள் அங்கே போயிட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கிளம்பிட்டேன் அருமையாக கழிஞ்சு கொடுக்கணும் உள்ள போகாம உட்காந்து போ பதட்டிக்கிட்டே உள்ள போ என்னாச்சு என்னாச்சு ஐயோ என்னாச்சு ஐயோ என்னாச்சு என்னாச்சு என் பையனுக்கு என்னாச்சு மேம் இல்ல மயக்கமா இருக்குன்னு கூட்டிட்டு வந்தாங்க சாப்பிட்டானா என்ன மாதிரி சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஐயோ மேம் காலைல சும்மா ரெண்டு இட்லி மட்டும் தான் மேம் சாப்பிட்டு வந்தாங்க சாப்பிடுன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான் வெறும் இட்லி மட்டும் தான் சாப்பிட்டான் தண்ணி அதெல்லாம் நல்லா குடிப்பானா தண்ணி தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியா குடிக்கிறான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் இவனுக்கு சத்தான ஆகாரம் கொடுங்க அவன் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கான் பாருங்க உடம்புல நீர் சத்தெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கான் அவன் அவனுக்கு வீட்டில் டெய்லி முருங்கைக்கீரை கிடைக்கும் இல்லையா நம்ம வீட்டில் நீங்கள் என்ன வேலை செய்வீங்க நான் சும்மா வீட்டில் தான் வீட்டில் தான் அப்படின்னா வெளியில் உங்களுக்கு ரொம்ப காசு கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாத சூழல இருந்தால் கூட வீட்டில் நமக்கு டெய்லி ஒரு கீரை கிடைக்கும் இல்லையா ஒரு முருங்கைக்கீரை கிடைச்சா கூட முருங்கைக்கீரை வேக வச்சு அந்த சூப் மாதிரி கொடுத்துருங்க டெய்லி ஒரு பயிரை அவிச்சு அவிச்சு கொடுங்க இல்லைன்னா முளை கட்டி வச்சு கொடுங்க அந்த மாதிரி சத்தான ஆகாரம் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் பேர் சம்பளம் பொறிக்கடலை அந்த மாதிரி இருக்கும்ப்பா அதனால தான் இந்த மாதிரி டயர்ட் தலை சுற்றி விழுந்தாச்சு பிரச்சனையா மேம் ஒன்றும் இல்லை அவங்க உடம்புல வந்து சத்து குறைபாடு தான் ரொம்ப கம்மி சத்து தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேம் Gracias. வீட்டில் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கிடைக்கக்கூடிய பயிர்கள்லாம் இருக்குல்லப்பா இந்த பயிர்கள்லாம் வந்து ஒன்று வேக வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா தண்ணி இதெல்லாம் ஊற வச்சு முளை கட்டி வச்சு கொடுங்க இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதுதான் இந்த வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால இந்த வயசில் இதை நீங்கள் கொடுங்க டெய்லி நிறைய கொடுக்கலனாலும் ஒரு ஒரு கை அளவுக்கு கொடுங்க அப்படி இல்லைனாலும் இதுக்கு இது கொடுங்க அது மாதிரி பிஸ்கட்லாம் கிடைக்கும் அந்த ஐட்டம்லாம் கொஞ்சம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா அது சரியாக சரிங்களா மாத்திரை எதுவும் வேண்டாம் நீங்கள் சா சாப்பாட்டிலே கொண்டு வந்துடலாம் தாராளம் இந்த வயசுல மாத்திரை எல்லாம் தேவை கிடையாது இதில் தான் கொடுக்கணும் இதுதான் உண்மையான சத்து சரிங்களா வேற ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்று நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க என்னாச்சு அவனுக்கு ஓ அப்படியா சரி சரி லீவ் எடுத்துக்கோங்க ஆ உடம்ப பார்த்துக்கோங்க